அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா பூரணி இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இணையவழி கல்வி என்பது மாணவர்களுக்கு சுமையே தருகிறது என உங்களுடன் உரைத்து கூற வந்துள்ளேன் முதலில் நடுவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அத்துணை நடுவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் பார்வையாளர்களுக்கு பாசமுள்ள வணக்கத்தையும் கூறி எனது பேச்சினை தொடங்குகிறேன் கொரோனா என்னும் கொடிய வைரஸால் கட்டுண்டு இருக்கும் இந்நிலையில் காலத்தின் கட்டாயம் என்றாலும் மாணவர்களின் நலத்தையும் படிப்பின் தரத்தையும் பாதிக்கிறது இன்றைக்கு இணைய வழி கல்வி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் பிரச்சனை இல்லை ஒன்றிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் அந்த குடும்பத்தின் நிலையை பிரச்சனையை சொல்ல தேவையில்லை நடுவரவர்களே அன்றாட உணவிற்கே உத்தரவாதம் இல்லாத இந்த நிலையில் இணையவழி கல்வி என்பது எட்டாத கனியாகி விடுகிறது ஒரு தடவை நான் எனக்கு எதிர வசிக்கிற ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன்கிட்ட போய் நான் கேட்டேன் உனக்கு எப்படி ஆன்லைன் வகுப்பு நடந்துட்டு இருக்குன்னு அதுக்கு அவன் சொல்றான் எனக்கும் நடக்குது ஆன்லைன் வகுப்பு அதை பார்த்தாலே வருது கடப்பு எப்போ விட போகிறாங்க தமிழக அரசு இதுக்கு விடுப்பு அப்படின்னு சொல்கிறான் நடுவர் அவர்களே எனக்கு பகிர்னு ஆயிடுச்சு அப்படியே ஆன்லைன் வகுப்பு நடத்தப்பட்டாலும் ஆன்லைன் வகுப்பில் நடத்தப்படுற பாடங்களை கவனிக்கிறது பிள்ளைகளா இல்லை பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆன்லைனில் படித்தா எந்த அனுபவத்தையும் நமக்கு தரப்போவதில்லை காதால் கேட்டால் மட்டும் அதன் உண்மையான ருசியை அடைய முடியாத நடுவர் அவர்களே அதே போல தான் இந்த இணையவழி கல்வியும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா தாஜ்மஹாலை நம்ம ஃபோட்டோவில் பார்த்தனா அது அழகை மட்டும்தான் ரசிக்க முடியுமே தவிர அதில் நேரில் சென்று போய் பார்த்த ஒரு அனுபவத்தை நம்ம நம்மால் அடைய முடியுமா முடியாது அப்படிதான் நடுவரவர்களே இந்த இணைய வழி கல்வியும் ஒரு மாணவனது வாழ்க்கையில் கல்வி என்பது அவனது வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமே தவிர அவனது வாழ்க்கை அழிக்க வழிவகுக்க கூடாது நடுவரவர்களே இங்கு ஒரு மூன்று நிகழ்வுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதான் பதம் அதுபோல சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் தன் தந்தை படிக்க செல்போன் வாங்கி தரவில்லை என்றும் காரணத்திற்காக பத்தாம் வகுப்பு மாணவன் தன் உயிரை மாய்த்து கொண்டானே இதற்கென்ன பதில் அது மட்டுமா ஆன்லைன் வகுப்பில் நடத்தப்பட்ட பாடங்கள் புரியவில்லை என்னும் காரணத்திற்காக இரண்டு மாணவர்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டனர் இதற்கென்ன பதில் இதனை விட நான் மூன்றாவதாக சொல்லப்போகும் நிலவை நிகழ்வை சற்று உற்று கவனிங்கள் பார்வையாளர்களே நடுவர் அவர்களே ஒரு தந்தை என்ன பண்ணியிருக்காரு ஒரு தந்தைக்கு என்ன ஆசை இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் தன் மகன் இப்படி படித்து டாக்டர் ஆகணும் தன் மகன் படித்து இன்ஜினியர் ஆகணும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த தந்தைக்கு எப்படி தெரியுமா ஆசை தன் மகனுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்து ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கடைக்கு போயிருக்காரு போய் செல்லு கடைக்கு போனோடனே இந்த கடைக்காரர் எல்லா செல்லையும் காட்டுறார் இவர் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு கேட்டுட்டு ஒரு செல்லை எடுத்துட்டு ஓடிடுறாரு இந்த தந்தை உடனே கடைக்காரர் பின்தொடர்ந்து ஓடி அவரை போய் கேட்குறார் நீ ஏன் இதை திருடிட்டு போன அப்படின்னு அந்த தந்தைகிட்ட கேட்குற போது அந்த தந்தை அந்த தந்தை கண்ணீரோட சொல்கிறாரு என்கிட்ட காசு இல்லை என்னோட மகன் வந்து இணைய வழி வகுப்பில் கலந்துக்கணும் அப்போ தான் அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அதனால தான் நான் திருடிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் நடுவரவர்களே அதனால் அதாவது அந்த தந்தையை பொறுப்புள்ள தந்தையை திருடனாக மாற்றியது இந்த இணைய வழி கல்வி உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா இலவசமாக அந்த செல்ஃபோனை அந்த தந்தைக்கு வழங்கியிருக்கார் என்ன ஒரு மனிதாபிமானம் அதனால் இந்த பொறுப்புள்ள அப்பாவை திருடனாக மாற்றியதும் இந்த இணையவழி கல்வி தானே இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது தொலைக்காட்சி மூலமாக பார்க்கும்போது கண்ணீர் வராத கண்கள் இல்லை நடுவர் அவர்களே இது எப்போ மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சீக்கிரமாக பள்ளிகள் திறந்து இயல்பு நிலை